ரெண்டு மனுஷங்க ஒன்றா சேரத நாம் ரொம்ப பெரிய விஷயமாக்குறோம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர விரும்புறது சில தேவைகள் இருக்கிறதால தான் உடல் ரீதியான தேவைகள் இருக்குது மனோ ரீதியான உணர்ச்சி ரீதியான தேவைகள் இருக்குது சமுதாய பொருளாதார தேவைகள் இப்படி பல தேவைகள் இருக்குது நீங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து எப்படி சந்தோஷத்தை பிழிஞ்சு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அது ரொம்ப நல்லா இருக்கும் அழகா தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது பெரிய அவதியாயிடும் அப்போ ரெண்டு பேரை சேர்க்கறதுக்கு நீங்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே புரட்டி போடணுமா நமஸ்காரம் குருஜி என்னோட பேர் அர்ச்சனா எனக்கு ஜோதிடம் பத்தி ஒரு கேள்வி இருக்கு கல்யாணத்தப்போ குண்டலிய பொருத்தம் பாப்பாங்க பொண்ணுக்கு நிறைய தோஷங்கள் இருக்குதுன்னு அவளை மரத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க இப்படி கும்ப தோஷம் இருக்கு ஓ அது ஒரு நல்ல பார்ட்னர் அர்த்த கால சர்ப்பதோஷம் இப்படியெல்லாம் தோஷம் இருக்கு இந்த குண்டலி எல்லாம் பொருத்தம் பண்ணணுமா இப்படி கோத்திரம் பாக்குறது எதுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன் எனக்கு குண்டலி பத்தி எல்லாம் தெரியாது ஆனா மரத்து கூட கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல யோசனை அது ஒரு திடமான கணவரா இருக்கும் இல்ல அப்படி பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க அப்புறம் மரத்தை வெட்டிடுவாங்க நான் உங்களுக்கு இன்னும் நல்ல துணை வர தரேன் உங்களை நான் ஒரு மலைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது எப்போதும் உங்களுக்காக இருக்கும் உங்க கூட பிரச்சனை பண்ணாது எப்போதுமே இருக்கும் சிறந்த ஆண்மகன் இல்லையா uh, ரெண்டு மனுஷங்க ஒன்னா சேர்றத நாம ரொம்ப பெரிய விஷயமாக்குறோம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர விரும்புறது சில தேவைகள் இருக்கிறதால தான் உடல் ரீதியான தேவைகள் இருக்குது மனோ ரீதியான உணர்ச்சி ரீதியான தேவைகள் இருக்குது சமுதாய பொருளாதார தேவைகள் இப்படி பல தேவைகள் இருக்குது இது எல்லாத்தையும் நயத்தோடு பூர்த்தி செய்யறதுக்கு நாம சில ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் அது மூலமா இந்த தேவைகளை நல்ல விதமா கவனிச்சுக்க முடியும் ஏன்னா நம்ம தேவைகள் மற்ற விலங்குகளோட தேவைகள் இருந்து எந்த விதத்திலையும் வேறுபடல அதே தேவைதான் ஒரே விஷயம் என்னன்னா நமக்கு குறிப்பிட்ட அளவு புத்திசாலித்தனமோ கூறுணர்வும் இருக்குது நாம் அந்த தேவைகளை நயமாக நடத்திக்க விரும்புகிறோம் அதை தான் கல்யாணம்னு நினைக்கிறோம் சரியா திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு மக்கள் சொல்கிறாங்க அதனால தான் அது தோல்வியில் முடியுதுன்னு நினைக்கிறேன் அடிப்படையாக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றதுக்கு நட்சத்திர பொருத்தத்தை சேர வைக்கிறது ரொம்ப சுலபம் அது எல்லாத்தையும் சுலபமாக செஞ்சிடலாம் ஆனா அந்த ரெண்டு முட்டாள்களை பொருந்து வைக்கிறது எப்படின்னு யாருக்கும் தெரியல இந்த பந்தத்துக்குள்ள அடியெடுத்து போதே எப்படியாவது இப்ப என் பக்கத்துல உட்காந்துருக்கவங்களுக்கு என்னை சிறந்த முறையில் அர்ப்பணிக்கணுங்கிற நோக்கத்தோட ஈடுபட்டா மட்டும்தான் ரெண்டு பேரு பொருந்தி வாழ முடியும் எந்த பந்தத்திலையும் உறவுலையும் நீங்க அந்த நோக்கத்தோட ஈடுபடலைன்னா நிச்சயம் மோதல்கள் தான் ஏற்படும் நீங்க ஒருத்தங்க கிட்ட இருந்து எப்படி சந்தோஷத்தை பிழிஞ்சு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அது ரொம்ப நல்லா இருக்கும் அழகா தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது பெரிய அவதியாயிடும் நட்சத்திரங்கள் முட்டிக்கிறதால இல்லை ஏன்னா நீங்க உங்க துணைவர்கிட்ட இருந்து சந்தோஷத்தை பிழிஞ்சு எடுக்க பார்க்குறீங்க அவங்களும் உங்ககிட்ட இருந்து சந்தோஷத்தை பிழிஞ்சு எடுக்க பார்க்குறாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கட்டாயமா அது மோதலாயிடும் நீங்க என்ன இன்னொருத்தருக்கு முழுசா கொடுக்கறது எப்படின்னு பார்த்தா அவங்களும் அந்த மாதிரியே செஞ்சா அது ஒரு அற்புதமான உறவாக இருக்கும் நீங்க மட்டும் அப்படி இருந்து இன்னொருத்தவங்க அப்படி அந்த அளவுக்கு இல்லைன்னா அப்பவும் உங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அவரோட வாழ்க்கை குளறுபடி ஆயிடும் ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்றேன் சரி இது சீரியஸான கேள்விதான் <laughs> ஆனா ஒரு முறை இப்படி நடந்துச்சு சங்கரன் பிள்ளை கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாரு அப்போ அவர் ஒரு நாள் அவரோட ப்ரொஃபஸர் கிட்ட போய் சார் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் உங்கள் உதவி தேவைப்படுதுன்னு சொன்னார் அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் நான் அதுக்காகத்தானே இங்கே இருக்கிறேன் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டார் அதுக்கு அவர் அந்த கல்லூரியிலேயே அழகான பெண்ணுடைய பேரை சொன்னார் அது நீங்களாக கூட இருக்கலாம் அவங்க பேரை சொல்லி நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேன் அதில் நான் ஐம்பது சதவீதம் வெற்றி அடைஞ்சிட்டேன் மிச்சத்துக்கு உங்கள் உதவி வேணும்னு சொன்னார் அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் சொன்னார் நான் உனக்கு பாடம் சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்ய முடியும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இல்லை அது இருக்கட்டும் நீ ஐம்பது சதவீதம் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார் அவர் அதுக்கு சார் நான் அவளை முழுமையாக காதலிக்கிறேன் ஆனால் அவளுக்கு அது தெரியாது அந்த மீதி ஐம்பது சதவீதத்துக்கு நீங்கள் தான் உதவணும்னு சொன்னார் அதனால ஐம்பது சதவீதமாக இருந்தாலும் நீங்கள் காதலில் இருக்கும்போது உங்களுக்கு அது அற்புதமாக இருக்கும் சொல்லப்போனால் அவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா இப்போ இது முழுவதும் தான் இருக்கும் ரெண்டு பேர் சார்புலையும் நீங்களே பார்த்துக்கலாம் மனுஷங்க அவங்க மேலையும் கீழையும் போகிறாங்க அப்போ ரெண்டு பேரை சேர்க்கறதுக்கு நீங்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே புரட்டி போடணுமா கண்டிப்பாக தேவையில்லை நாம தான் அதை ரொம்ப பெரிய விஷயமாக்கிட்டு இருக்கோம் கோத்ரோன்னு நீங்கள் சொன்னது பற்றி அது இனப்பெருக்க செயலில் மரபணுக்களோட தனித்துவத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு எளிய பாரம்பரியமான வழி ஏன்னா கல்யாணம்னா அது இறுதியில் பார்த்தா இனப்பெருக்க செயலை பற்றினது தான் இல்லையா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இருக்கிறதே யாரோ இனப்பெருக்கம் செஞ்சதால தான் இல்லையா அதனால மரபணுவோட தனித்துவத்தை பராமரிக்கிறது மூலமா ஏதோ ஒரு வழியில சகோதர சகோதரி முறை வரவங்க திருமணத்துல இணையாம பார்த்துக்கணும்னு தான் ஒரு விரிவான செயல்முறை வச்சிருந்தாங்க ஆனா இப்ப அந்த செயல்முறை எல்லாம் குளறுபடி ஆயிடுச்சு யாருக்கும் யார் எவருன்னு தெரியாது சில சமூகங்கள்ல அதோட கொஞ்சம் சோடு இன்னும் இருக்கலாம் ஆனா பெரும்பாலும் நமக்கு யார் எவருன்னு தெரியறது இல்ல நீங்க மரபணு பரிசோதனை செஞ்சீங்கன்னா துரதிருஷ்டவசமா இதை நீங்க பார்ப்பீங்க சமீபத்துல தான் பெங்களூர்ல ஒருத்தர் என்கிட்ட ஆச்சரியத்தோட இப்படி கேட்டாங்க சத்குரு எனக்குள்ள ரொமேனியா ரத்தம் இருக்குதான் இது உண்மைதானா நான் சொன்னேன் அது எப்படி நடந்ததுன்னு நீங்கள் எனக்கு சொல்ல வேணாம் ஆனால் பல்லாயிரம் வருஷங்களுக்கு பிறகு என்ன நடந்திருக்குதுன்னு நமக்கு தெரியாது இப்போ அது ஒரு பொருட்டு இல்ல ஆனால் மக்கள் ரொம்ப நெருக்கமாக வாழ்கிற சமூகங்களில் இந்த வழக்கத்தை பாதுகாக்கிறது முக்கியம் ஏன்னா நீங்கள் கல்யாணம் செய்கிறவர் உங்களுக்கு அன்னம் முறையாகுதுன்னு எல்லாரும் நினச்சா அங்கே நீங்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்க எங்கேயோ தூரத்துல வாழ்றீங்க வேற இடத்துல இருக்கிறதால இருபத்தஞ்சு தலைமுறைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு முறை தெரியாது அப்போ நீங்க அண்ணன் முறை வர வர கல்யாணம் செஞ்சிட வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு அது தெரியாது அது ரொம்ப தூரமாகவும் இருக்குது ஆனால் நெருக்கமான சமூகத்தில் இதை பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி சமூகத்தில் இந்த வழக்கங்களை மதித்து நடக்கிறது நல்லது ஆனால் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா பெரிய நகரங்களில் இருந்தா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பொருட்டு இல்லை ஆனால் கிராமங்களில் இதெல்லாம் இன்னும் முக்கியமாக இருக்குது ஏன்னா அங்கே எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் அது சமூக ரீதியாக பிரச்சனையாயிடும் அதனால நீங்கள் விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் விரும்பாதவங்களை கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் கஷ்டமாக்கிடுவீங்க துரதிருஷ்டவசமா அந்த இன்னொருத்தரோட வாழ்க்கையும் கஷ்டமாக்கிடுவீங்க நான் அந்த ஆணை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன்